வணக்கம் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் புலம்பிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒரு சில பேர் எது செஞ்சாலுமே புலம்புவாங்க உதாரணத்துக்கு பார்த்தா நாளைக்கு ரேஷனுக்கு போகணும் ரேஷனில் எவ்வளோ பெரிய கியூ இருக்குன்னு தெரியல அங்கே அரிசி இருக்கான்னு தெரியல சர்க்கரை இருக்கா தெரியல அப்படின்னு நைட்லேருந்தே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் பரீட்சை இருக்குன்னு வைங்களேன் பசங்கள்லாம் புலம்புவாங்க ஐயோ நாளைக்கு என்ன கேள்வி வரப்போகுதுன்னு தெரியலையே நம்ம வந்து படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா நம்ம எழுதுனது வந்து மார்க் போடுவாங்களாம் பாஸ் ஆகுவோமா ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பசங்க புலம்புவாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறவங்க என்ன புலம்புவாங்க காலையில் ஆஃபீஸுக்கு போகணும் அந்த ப்ரெசன்டேஷன் வேறு கொடுக்கணும் நாம் சரியாக பேசுவோமா இல்லை திக்குவோமா எல்லோரும் சிரிப்பாங்களா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க எனவே எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த புலம்புறதுல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் ஆனால் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது புலம்பிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் என்ன சிந்திக்கணும் அப்படின்னா இந்த காரியத்தை நான் செய்யலை அப்படின்னா என் வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாத அப்படின்னா அந்த காரியத்தை நீங்கள் செய்யவே தேவையில்லையே புலம்பிக்கிட்டே ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அதை செய்யாமையே விட்டுடலாம் அடுத்தது ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சுத்தான் ஆகணும் அதை தவிர்க்கவே முடியாது அப்படின்னா புலம்பாமல் அந்த காரியத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் உங்கள் மனசு தவிக்கும் ஏதாவது புலம்பணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் ஆனால் அந்த புலம்பலை வந்து நீங்கள் தவிர்க்க முயற்சி பண்ணணும் என்ன நீங்கள் மனசில் சொல்லிக்கலாம் எல்லாம் நன்மைக்கு தான் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லி சொல்லி உங்கள் மனசை அமைதிப்படுத்துங்க முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் இதை செய்ய செய்ய செய்ய உங்களுக்கு வந்து அது பழக்கம் ஏற்படும் நீங்கள் புலம்புறத நிறுத்திடுவீங்க சரி புலம்புறத ஏன் நிறுத்தணும் புலம்புறதுல அப்படி என்னங்க பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா இதோ சொல்கிறேன் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது எதை நீங்கள் ஆணித்தரமாக கேட்குறீங்களோ எந்த எண்ணங்களை நீங்கள் நிறைய சிந்திக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் எப்போவுமே புலம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களை புலம்ப வைக்கிற சம்பவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடக்கும் இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கார் இவருக்கு புலம்புறதுன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி உங்களை புலம்ப வைக்கிற சம்பவங்களை இன்னும் அதிக அளவில் நடக்க வைக்கும் எனவே நீங்கள் இன்னும் அதிக அளவில் புலம்புவீங்க அதிக அளவில் புலம்புவீங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் நீங்கள் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க எதுக்கு எடுத்தாலும் புலம்புவீங்க எல்லாத்துக்குமே புலம்புவீங்க எனவே இதை நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் எந்த எண்ணங்களை நிறைய சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் புலம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலத்துக்கு புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நீங்கள் வெட்டிட்டு நேர்மறை எண்ணங்கள் மட்டும் உங்கள் மனசில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அதை மட்டும் நீங்கள் சிந்திங்க உதாரணத்துக்கு நான் வந்து பெரிய ஆளாவேன் நான் வந்து நல்ல பேச்சாளராவேன் நான் வந்து பெரிய பணக்காரனாவேன் அந்த மாதிரி எண்ணங்களை மட்டுமே உங்கள் மனசில் வளர்த்து விடுங்க வளர்த்து விடும்போது அந்த எண்ணங்கள் உங்கள் மனசில் ஆழமாக பதியும் போது அந்த எண்ணங்கள் உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சதை அந்த பிரபஞ்சம் உணரும்போது நீங்கள் நினச்ச எல்லாமே நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் எண்ணங்கள் வந்து மிகவும் வலிமையானது அந்த எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக வச்சுக்கோங்க நல்ல எண்ணங்களாக வச்சுக்கோங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கோங்க எல்லாருமே பசி பட்டினி இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கோங்க எல்லாருமே மன அமைதியோட மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதை வளர்த்து விடுங்க எனவே புலம்பாதீங்க நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க நேர்மறை எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்கோங்க எதிர்மறை எண்ணங்களுக்கு சக்தி கொடுக்காதீங்க அது வந்தால் கண்டுக்காதீங்க வெட்டி தூக்கி எறிஞ்சிடுங்க உங்கள் நண்பர்கள் யாராவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்களா இந்த விஷயத்தை மறக்காமல் அவங்கக்கிட்டேயும் சொல்லிவிடுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்